வணக்கம் இப்போ நாம காப்பரில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆக போகுது ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு buy at seven forty five point fifteen அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க red colour line loss line so இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா காப்பரில் இது வந்து actually next month contract so நம்ம வந்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பைரி ஆக போகுது ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து தேர்ட்டியத்தில் ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் வந்து வந்திருக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இப்போ ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கேன் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ட் தான் நீங்கள் இது எப்படி இருக்குன்னா ஒரு green colour candle red colour candle அந்த மாதிரி நாங்கள் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பிரித்து வச்சுருக்கோம் ஸோ பை ட்ரெண்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கையில் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் அடுத்து இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பாயிண்ட்ல எடுக்கலான்றதுக்கு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வருதில்ல அந்த ஓப்பனிங் பாயிண்ட் தான் ஆக்சுவலி அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் so buy at seven forty five point fifteen நம்ம கூட இருக்குது ஸோ அதான் நம்மளுடைய entry point first target second target இப்போ நம்ம டார்கெட்ஸ்னு எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் டாரட் அதே இப்போ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு செப்பரேட்டாக வந்திருக்கும் எப்படின்னா அப்படியே நமக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா first green colour line seven forty seven point zero ஒன்னு வந்திருக்கு ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு seven forty five point one five so இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் நைன் இருக்குது நம்ம வந்து ஒரு டூ பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து காப்பரில் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் uh, அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது seven forty eight point eighty so நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வெயிட் பண்ணால் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலான்றதுக்கு செகண்ட் டாரட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரும் சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது அதில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சுட்டு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் நேற்று கூட ஆக்சுவலி வந்து காப்பர்லேயே நம்ம ஒரு கால் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் கரெக்டாக ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வருது இந்த ஃபைவ் ஓ ஓ கிளாக்குக்கு வர்ற கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த டயத்தில் ஏன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது என்ன காரணம்னா ஃபாரின் மார்க்கெட்டான யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஃபைவ் தேர்ட்டி கிட்ட தான் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த ஃபைவ் தேர்ட்டி கிட்ட இந்த ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால அவங்களுடைய வால்யூம் கூடுது அவங்களுடைய மூமெண்ட் வந்து இன்வால்மெண்ட் ஆகுது ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஹெவியாக வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலி ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து கமாடிட்டி ரொம்ப ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அந்த ஹாலிடே மோடில் தான் இருப்பாங்க பட் இந்த டயத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும் நீங்கள் ப்ரீவியஸ் கூட பார்க்கலாம் கேண்டில்ஸ்லாம் வந்து நிறையா கேண்டில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஒரு சிங்கிள் பாயிண்டில் கூட ட்ரேடிங்கும் போயிருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து வந்திருக்கு வந்திருக்க அந்த பைக்கால் மேலே நல்லா ரைஸ் ஆகிட்டு ஒரு டூ பாயிண்ட் ரீச் ஆகுதா அப்படின்றதையும் டேரெக்டாக பார்ப்போம் இப்போதைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் டார்கெட்டை ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போகிற மாதிரி இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி மேலே ஆகுது இப்போ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் கொடுக்குது செவன் ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி வந்திருக்கு ஒரு டூ பாயிண்ட் ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிருக்கு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு நமக்கு ஜெனரேட் ஆன கால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போச்சு ஜஸ்ட்டு ஒரு டூ பாயிண்ட் மூமெண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங் போச்சுன்னு கூட சொல்லலாம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி வந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரேஞ்ச் இந்த செவன் ஃபார்ட்டி சிக்ஸை பிரேக் அவுட்டே பண்ண முடியல ஸோ அது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸை டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு அகைன் அந்த பை பாயிண்டான செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரிட்டன் ஆகிட்டே இருந்துச்சு பட் ஒன்ஸ் செவன் ஃபார்ட்டி சிக்ஸை பிரேக் அவுட் பண்ண உடனே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆன ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட் ஷார்ட்டில் நமக்கு வந்து ஒரு பைக்கால் ஜெனரேட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த பைக்காலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்குச்சு டவுன் சைடில் இறங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து ஆக்சுவலி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகுது செவன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டியில் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி டூவில் மார்க்கெட் ஃபினிஷ் ஆகுது ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸில் ஃபினிஷ் ஆச்சு அதுக்கப்புறம் new day December thirty first அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட்லேயே தான் ஆக்சுவலி ஃபுல்லாக வந்து மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாக ட்ரேடிங் போச்சு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மூவ்மெண்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரு ஆஃப்டர் டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் கால் வந்துச்சு seven forty four point sixty so இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் வந்து seven forty six point forty six தான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா seven forty eight point thirty two கீழே இருக்க red colour line stop loss line so market ஓப்பனிங்லேருந்து அப்படியே பையிங்க்கு கீழே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே டவுனில் இறங்கினாலும் மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி கொடுக்குது ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் கொடுத்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு வழியாக அந்த செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்து ஆக்சுவலி பிரேக் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் buying range again first target அதுக்கடுத்து இப்போ ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ நைட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பையிங் மோட்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஒரு four point two five point moment வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா நீங்கள் டெய்லி இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ